மாட்டிக்கிட்டு இருந்த குகிலன் தப்பிச்சு வெளியே வந்து உண்மையாவா மாறி என் உயிரோடு நீ கலந்ததை யோசிக்கிறப்போ ஒரு யுகமே கடந்து போன மாதிரி தோணுது யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க சொன்னா கேளுங்க அவங்கள விட்டுடுங்க நமக்குள்ள இனிமே சர்பிரைசஸ் இல்லைன்னு சொன்னவன் நான் தான் ஆனா கடைசியா ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட முடியும் நம்பிக்கையோட இருந்தேன் இந்த உலகத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு நம்ம யாரும் இனி திரும்ப போக முடியாது ஆனா செய்யற வேலையில முழு திறமைய காட்டுவோம் சில நேரங்கள்ல அந்த விடா முயற்சி தான் நினைக்கிறேன் இல்ல நான் எப்படியோ மசா வீட்டுக்கு போய் தீருவேன் என்ன செஞ்சு புயல் எப்படி வீசிட்டு இருக்கு ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து